வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணோம் ஸோ நிஃப்டியில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு டென் தௌசண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்கு ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சிச்சு சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வரும் அதில் இன்னும் நிறையா strategy oriented indicator oriented videos இருக்குது அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் அப்புறம் கமாடிட்டிக்கு லெவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டீங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஆக்சுவலி வந்து செல்லிங் ட்ரெண்டில் தான் வந்து எங்களுக்கு வந்து இருந்துச்சு அதாவது ஃப்ரைடேனுடைய ட்ரெண்டு அடுத்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஓப்பனான கேண்டில்லே வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து எங்களுக்கு வந்து பையிங் ட்ரெண்ட் வந்து இண்டிகேட் பண்ணிருச்சு இன்றைக்கி மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் மார்க்கெட் சூப்பராகவே நிஃப்டி வந்துருந்துச்சு ஸோ அந்த நிஃப்டி மார்க்கெட் மார்னிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் நல்லா பாசிட்டிவாக இருந்ததுனால மொதல் கேண்டிலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அடுத்தது வந்த கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ட்ரி எடுத்தோம் ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்லாவே வந்து ரைஸ் ஆயிருந்துச்சு ஸோ இந்த ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்லா வந்து nine thousand three hundred and seventy four range வரைக்கும் நல்லா ஏறி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் வந்து முன்ன சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்துட்டு நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பொஷன் எடுத்ததுக்கப்புறம் ஓகே சார்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும் எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டுட்டு ஏறுது அப்படின்னா ஓகே அதனுடைய மூவ்மெண்ட் வந்து அப் அப் மூவ்மெண்ட்டு நல்ல ஒரு ரைசிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே இப்போ மார்க்கெட் ரொம்ப நேரமாக ட்ராக் பண்ணி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப நேரம் ட்ராக் பண்ணி இழுத்த ரேஞ்ச் வந்து நைன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் ஸோ இந்த nine thousand three fifty range கிட்டக்கு தான் வந்து ரொம்ப நேரம் ட்ரேட் ஆச்சு ஸோ இந்த ட்ரேடிங்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்களும் வந்துட்டு சரி ஓகே மார்க்கெட் ரொம்ப ட்ராக் பண்ணி இழுக்குது இதுக்கு மேலே பொஷன் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்ததை வந்து கட் பண்ணோம் இன்றைக்கி நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா அதனால் அந்த எடுத்த பையிங் பொஷனை nine thousand three hundred and thirty nine range வந்தோன்னா கட் பண்ணிட்டோம் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மார்க்கெட் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இன்றைக்கி வந்து புக் பண்ணியிருக்கோம் ஸோ எப்பயுமே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொஷன் எடுத்து ரொம்ப நேரம் வந்து மார்க்கெட் வந்து அந்த ஹை கிட்டக்க போயிட்டு போயிட்டு ரொம்ப ரிட்டர்ன் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அப்போதைக்கு வந்து பொஷனை வந்து செல் பண்ணிடுறது ரொம்பவே வந்து நல்லது வர ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மார்க்கெட் வந்து அடிக்கடி இந்த மாதிரி போயிட்டு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டால் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இன்ட்ராடேலே ஒரு ரெஷன்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் அடிக்கடி இந்த மேல் ரேஞ்சை டச் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு வந்துட்டே இருந்துச்சு ஸோ சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது ஒரு கிளியர் வியூ கிடச்சிச்சு இதனால் வந்து இன்றைக்கி போர்ஷனை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம் இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி மார்க்கெட்டில் வந்து எப்படி ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி வந்து என்ட்ரி எடுக்கிறது இந்த அட்வான்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் கமாடிட்டினுடைய லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் எப்படி பெறுறது அப்படின்றதுனுடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி